வணக்கம் இப்போ நாம் க்ரூட் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் ஆகுது இப்போ நமக்கு மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு ஃபோர் எயிட் சிக்ஸ்டி டூவில் பார்த்திங்க அப்படின்னா பைக்கால் வந்திருக்கு அது ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்திங்கன்னா four eight seventy four so இந்த டுவெல் ஓ கிளாக் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இதுலேருந்து கொஞ்சம் வால்யூம் வந்து நல்லாயிருக்கும் மூவ்மெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா க்ரூட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ டுவெல் ஓ கிளாக் அப்புறம் இப்போ நமக்கு ஒரு என்ட்ரி ஃப்ரெஷ்ஷான என்ட்ரி வந்து பைக்கால் வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த என்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது இது எப்படி வந்து மூமெண்ட்ஸ் கொடுக்குது அப்படின்றத லைவ் மார்க்கெட்டில் ஃபுல்லாகவே வந்து அனலைஸ் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் அப்படின்றதுனால நமக்கு வந்து கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் வந்து ஓப்பன் ஆகுது அதனுடைய ஓப்பன் பாயிண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் தான் ஓப்பன் ஆகும் அந்த ஓப்பன் பாயிண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பாருங்கள் buy at four eight sixty two அப்படின்னு வந்துடுது அதே மாதிரி அதுக்கு மேலே ஃபஸ்ட் அட் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஒரு லைன் செகண்ட் அட் அதுக்கு மேலே க்ரீன் கலர் ஒரு லைன் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கீழே ரெட் கலரில் ஒரு லைன் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்துடும் ஸோ டெய்லி நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போதும் உங்களால் கால்ஸ் வந்து இதுலேருந்து எடுத்துக்க முடியும் அந்த கால்ஸ் வச்சு நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும் ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது எப்படி வந்து இன்றைக்கி குரூடா இல்லை போச்சு இன்றைக்கி டே பார்த்தீங்க அப்படின்னா மே எயிட்டீன்த் ஸோ இன்றைக்கி குரூடா இல்லை எப்படி இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஒரு டுவெல் ஓ கிளாக் நாங்கள் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா டுவெல் ஓ கிளாக் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் மூமெண்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த டயத்தில் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குன்றக்காண்டி நாங்கள் இப்போ டுவெல் ஓ கிளாக் சூஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம் இப்போ டுவெல் ஓ கிளாக் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் டுவெல் இப்போ டுவெல் டுவெண்ட்டி ஆகுது நமக்கு பைக்கால் வந்திருக்கு ஃபோர் எயிட் சிக்ஸ்டி டூவில் வந்து வந்திருக்கு இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் அந்த ஃபோர் எயிட் சிக்ஸ்டி ஒன் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஸ்லோவாக தான் இருக்குது பெரிய மூமெண்ட் வந்து ஸ்பீடாலாம் ஒன்றும் இல்லை இது எப்படி வந்து கால்ஸ் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை பேஸ் பண்ணி ஜென்ரேட் ஆகும் அதாவது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் ரைஸ் ஆகுது அப்படின்னா பையிங் ட்ரெண்ட் ஸோ அந்த பையிங் ட்ரெண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் கேண்டில் வந்துடும் என்ன பாயிண்ட் பை டார்கெட்ஸ் வரும் அதே இப்போ செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா ரெட் கலர் கேண்டில் வரும் என்னென்ன டார்கெட்ஸ் ஸ்டாப் லாஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வரும் கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற கலர் தான் இருக்கும் ஸோ பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலர்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலர்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ட்ரெண்டு இருக்க வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேண்டில்னுடைய கலர் வந்து சேஞ்சே வந்து ஆகாது ஸோ இது பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர்லேயே தான் இருக்கும் ஒன்ஸ் இது செல்லிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அந்த கேண்டில் ஓப்பன் ஆகும் போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆயிரும் ஸோ இப்படி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தோன்னா ஈஸியாக யார் வேணாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இதை வச்சு யார் வேணாலும் ஈஸியாக ட்ரேடிங் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணுவீங்க ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் எந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ இது நாங்கள் ரெஃபர் பண்ணுற டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மினிட் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் ஒன் மினிட்டில் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் என்ட்ரிஸ் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் மீன்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் அதே நீங்கள் வந்து இப்போ ஃபைவ் மினிட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி இல்லாட்டி ரெண்டு என்ட்ரி தான் வரும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அந்த என்ட்ரிஸும் இதே மாதிரியே ஒன் மினிட் மாதிரியே ஒன் மினிட்டில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் உங்களுக்கு ஒரு என்ட்ரி எடுக்கலாம் அந்த என்ட்ரியில் ஒரு டென் பாயிண்ட்ஸ் மறுபடியும் அந்த என்ட்ரி மிஸ் பண்ணாலும் அடுத்த என்ட்ரி அப்படின்ற மாதிரி உங்களால் போக முடியும் ஈவன் வந்து வால்யூம் டைம் ஜென்ரலாகவே எடுத்துட்டிங்க அப்படின்னா கமாடிட்டி நல்லா மூவ் பண்ணுற நேரம் கமாடிட்டிஸ்னுடைய மூவிங் டைம் எப்போ வந்து அதிகமாக வந்து கமாடிட்டி நல்லா வால்யூம் இருக்கும் நல்லா மூவ் பண்ணுன்னா இந்த ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் ஒன் தேர்ட்டிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு யூரோப்பியன் மார்க்கெட் அவங்களாம் வந்து வந்துடுவாங்க ஓப்பன் ஆயிரும் மார்க்கெட் ஸோ அப்போ வால்யூம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா நம்மளுடைய கமாடிட்டி மார்க்கெட் பார்த்திங்கன்னா குளோபலாக வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஸோ குளோபலாக கனெக்ட் ஆகிருக்கனால ஒவ்வொரு ஃபாரின் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதும் நம்மளுடைய மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால தான் சொல்கிறோம் அடுத்து ஒவ்வொரு டைம் போக போக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டு ஸ்பீடு ஒரு நிமிஷத்துக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மூணு பாயிண்ட் ட்ரேட் ஆகிறது இதே ஒரு நிமிஷத்துக்கு சாயங்காலம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கே நாலஞ்சு பாயிண்ட்டுக்கு மேலே ட்ரேட் ஆகும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கேண்டில்லே உங்களுக்கு டென் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் அப்படிலாம் வந்து கொடுக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கொஞ்சம் மூமெண்ட் கமாடிட்டியில் ஸ்டார்ட் ஆகிறதே ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் அடுத்து அகெயின் வந்து கொஞ்சம் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் அடுத்து அகெயின் கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டு மறுபடியும் ஈவினிங் மார்க்கெட் ஒரு five o'clock four o'clock அப்புறம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் இன்னும் நல்லாவே வந்து ஸ்பீடாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அது காரணம் கேட்டிங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் ஸோ அப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட் அவங்களும் வந்துடுவாங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கமாடிட்டியில் நம்ம இந்தியன்ஸ் அவங்களாம் வந்து ட்ரேடிங் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டென் பர்சன்ட் அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவோம் பட் நம்ம கமாடிட்டி மார்க்கெட்டில் த்ரீ ஃபோர்த் ட்ரேடிங் நிறையா வால்யூம் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபாரினர்ஸ் அவங்க தான் வந்து ஹியூஜ் வால்யூம் பண்ணுறாங்க ஈவன் ஈக்விட்டி கூட எடுத்திங்கனாலும் உங்களுக்கே தெரியும் தௌசண்ட் குரோர் ஒரு நாளைக்கு டேன ஒரு நம்ம பண்ணுறோன்னா அவங்க thousand five hundred crore two thousand குரோர்னு ஃபாரினர்ஸ் தான் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய இன்வால்மெண்ட்டு அவங்களுடைய மணி ஃப்ளோ அதிகமாக இருக்கனால தான் நமக்கு வாலட்டைல் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இருக்குது அதே மாதிரி க்ரூட் ஆயில்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாகவே க்ரூட் ஆயில் கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணும் கமாடிட்டியில் இருக்க ப்ராடக்ட்ஸ்லேயே அதில் நல்லா மூவ் பண்ணுற டைமிங்ஸ் கேட்டிங்க அப்படின்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் நல்லா மூவ் பண்ணும் ஈவினிங்கில் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் வந்து நல்லாவே வந்து மூவ் பண்ணும் ஸோ இந்த டைமிங்ஸ்லலாம் வந்து மூமெண்ட்ஸ் வந்து ஹெவியாக வந்திருக்கும் இப்போலாம் வந்து ட்ரேடிங்ஸ் அப்போல்லாம் பொஷன் கிடச்சா நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம நல்ல என்ட்ரிஸ் எடுத்திருப்போம் நம்ம எடுத்த என்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒம்பது பாயிண்ட் பத்து பாயிண்ட் இல்லாட்டினா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்து டார்கெட்டு நீங்கள் எந்த ஒரு என்ட்ரி எடுத்தாலும் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாலும் நம்ம வச்சிருக்க டார்கெட் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்து ரீச் அவுட் ஆயிரும் அதுக்கப்புறம் ரீச் அவுட் ஆக ஸ்ட்ரகிள் ஆகும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து நடக்கும் அதே நீங்கள் எடுக்கிற ட்ரெண்டு நல்லா மூவ் பண்ணக்கூடிய நேரத்தில் எடுத்தீங்க இப்போ வந்து ஈவினிங் டைமில் நல்லா மூவ் பண்ணுற நேரம் அப்போ உங்கள் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸாகவே இருக்கட்டும் அந்த ஸ்ட்ராட்டஜி படி கூட ட்ரேடிங் பண்ணல ஈவினிங் டைமில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அப்போ மூமெண்ட் வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணும் ஸோ எந்த டைமிங்கில் எடுக்கிறோன்றது கூட சம்டைம்ஸ் வந்து நம்மளுடைய ட்ரேடிங்கை வந்து சேஞ்ச் பண்ணும் ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் நம்மளுடைய டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இன்றைக்கி ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா நைன் ஓ கிளாக் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும்போது மூமெண்ட்ஸ் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் ஸ்லோவாக இருந்துட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மார்க்கெட்னுடைய மூமெண்ட்டே வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் கொஞ்சம் ச நல்லா வந்து மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்கும் ஸோ அதனால் நாங்கள் எப்போயுமே வந்து கொஞ்சம் கமாடிட்டி ப்ரிஃபர் பண்ணுறது ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் தான் ஈக்விட்டி e அப்படின்னா ப்ராப்ளமே இல்லை ஈக்விட்டி ஓப்பனிங் மார்க்கெட் தான் ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு மார்க்கெட் அந்த ஓப்பன் ஆகிற ஒம்பது மணி ஒம்பதே ஹால் மார்க்கெட் தான் ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக ட்ரேடிங் பண்ணிடணும் அந்த மாதிரி தான் ஈக்விட்டிஸ் வந்து போகும் ஸோ ஈக்விட்டிஸ் அந்த மாதிரி கமாடிட்டிஸ் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு டுவெல் ஓ கிளாக்லேருந்து பண்ணலாம் இப்போ நம்ம வந்து இந்த க்ரூட் ஆயிலில் நமக்கு இது கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் இந்த கால்ஸ் இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரேட் ஆனது ஃபோர் எயிட் சிக்ஸ்டி டூவில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிவர்ஸ் கூட போச்சு ஃபோர் எயிட் ஃபிஃப்டி நைன் வரைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு நாம் ஆனால் ஃபஸ்ட் ஆராக டைம் பண்ணுறது four eight seventy four so இது பார்த்திங்கன்னா four eight seventy four point fifteen காட்டுது அட்லீஸ்ட் ஒரு டுவெல் பாயிண்ட் வரணும் தேர்ட்டின் பாயிண்ட் வந்தால் ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணும் நம்ம வந்து இது ரீச் அவுட் பண்ணுதான் இந்த டுவெல் பாயிண்ட் வருதான்ட்டு பார்க்கலாம் ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி ஆல் ஓவர் ஸ்டார்ட் பண்ணது இந்த சார்ட் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் போதுலேருந்தே நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா குரூட் ஆயில் வந்து ஒரு பத்து பாயிண்ட் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுலேருந்து ஒரு பத்து பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்தால் புக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இருந்தாலும் வீடியோவில் வந்து நாங்கள் டார்கெட்டுன்னு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி செட் பண்ணியிருக்கோம் அந்த டார்கெட்டும் ரீச் அவுட் ஆகுதா அப்படின்றதையும் பார்த்துடலாம் எங்களுடைய அட்வைஸ் கேட்டிங்க அப்படின்னா ஒரு என்ட்ரி நம்ம அதுவும் பண்ணுறது குயிக் ட்ரேடிங் மாதிரி தான் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கேல்பிங் தான் எப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக ட்ரெண்டு மாறுறது கூட இது வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் சின்னதாக ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது கூட டக்குன்னு இது பையிங்னா க்ரீன் கலர் ஓப்பன் ஆகிட்டு கால்ஸ் வரும் அதே கேல டக்குன்னு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிட்டு கலர்ஸ் மாதிரி உங்களுக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து ஒரு பத்து பத்து பாயிண்ட் ப்ராஃபிட்டு ஒரு என்ட்ரி ஒரு டென் பாயிண்ட் ப்ராஃபிட் அப்படியே புக் பண்ணிட்டு வெளியே வர்றது ஆக்சுவலி ரொம்பவே வந்து சேஃபான ஒரு விஷயம் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கேல்பிங் டெக்னிக் இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்கேல்பிங் பேஸ்டு இது தான் ஏன்னா மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டை ரொம்ப டெப்த்தாக அப்படியே கேண்டிலோடைய தான் வரும் கேண்டிலுடைய மூவ்மெண்ட்டை வச்சு தான் இது வந்து ஃபுல்லாகவே வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் கேண்டிலுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து என்ன மாதிரி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்கும் இதுக்கு ஒன் மினிட்டுக்கு ஒரு மாதிரி என்ட்ரிஸ் வரும் அதே நீங்கள் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி என்ட்ரிஸ் வந்து வரும் ஸோ என்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய கேண்டில்ஸ்னுடைய மூமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு என்ட்ரி வந்து வரும் ஸோ மார்க்கெட் நாங்கள் செட்டின் பிரேக் அவுட்ஸ்லாம் வச்சுருக்கோம் அந்த பிரேக் அவுட்லாம் பிரேக் அவுட் ஆகணும் அந்த மாதிரி பிரேக் அவுட்ஸ்க்கு மேலெல்லாம் க்ளோசிங்கு பிரேக் அவுட் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கேண்டில் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு அது பைனா என்ன பாயிண்ட்டு செல்னா என்ன பாயிண்ட்டுன்ட்டு அப்படியே கம்ப்ளீட் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து இது கொடுத்துரும் ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால் கால் ஜென்ரேட் ஆகி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எயிட் மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு எயிட் மினிட்ஸ் கழித்து ஒரு நைன் மினிட்ஸ் கழிச்சு இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பையிங் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து வந்திருக்கு இப்போ தான் வந்து அதாவது நமக்கு பை வந்த point four eight six two நமக்கு அதுக்கு மேலே ஒரு point four eight six three பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எயிட் மினிட்ஸ் கழித்து தான் நமக்கு வந்து மேலே வந்து வந்திருக்கு இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது ஓவரால் பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோர் எயிட் சிக்ஸ்டி டூக்கு கீழேயே தான் ஃபுல் ட்ரேடிங் வந்து போய்கிட்டே தான் இருந்துச்சு ஸோ நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் நைன்டீன் கிட்டக்க ஜென்ரேட் ஆச்சு டுவெல் நைன்டீனுக்கு ஜென்ரேட் ஆன கால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் ஒரு டுவெண்ட்டி நைன் கிட்டக்க ஆக போகுது மார்க்கெட் இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பையிங் ரேஞ்சிலே தான் இருக்குது ஸோ இது இங்கேருந்து டார்கெட் போகுதா என்ன மாதிரி போகுது எப்படி போகுது இது வந்து எப்படி அச்சீவ் பண்ணுது அப்படின்றத லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணலாம் ஸோ லைவ் மார்க்கெட்டில் அப்படியே லைவாக உங்களுக்கு கேண்டில்ஸ் மூவ் பண்ணுறத ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணலான்ட்டு தான் நாங்கள் அதை வந்து அப்படியே லைவாக காட்டுறோம் ஸோ உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி இதில் வந்து எங்களுடைய சார்ட்டில் ஒரு கால்ஸ்லாம் வந்து ஜென்ரேட் ஆகுது ஜெனரேட்டாக கால் லைவ் மார்க்கெட்டில் எப்படி மூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது பார்க்குற மூலிமா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஒரு வியூ இருக்கும் ஓகே இப்படி தான் வந்து கால்ஸ் வரும் இப்படி தான் வந்து மார்க்கெட்ஸில் மூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்களே இதை பார்த்து ஓனாக ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே ஓனாக பார்த்து ஓனாக நீங்களே வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த பையிங் ரேஞ்சிலே தான் இருக்குது மார்க்கெட் வந்து இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் தேர்ட்டி வந்து ஆகுது ஸோ இன்னும் வந்து ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் வந்து எதுவுமே கொடுக்கல மார்க்கெட் வந்து இன்னும் வந்து அந்த ரேஞ்சிலே தான் வந்து போய்கிட்டு இருக்கு நாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்போ வந்து நல்ல ஒரு ரீச் அவுட் ஆகுது டார்கெட்ஸே எப்போ பிரேக் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்மளுக்கும் வந்து ஒரு லைவ் மார்க்கெட் கால்ஸ் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து லைவில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் நமக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் பாயிண்ட்ஸ் போனால் தான் ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க வரும் தேர்ட்டீன் பாயிண்ட்ஸ் வந்துச்சுனா தான் நமக்கு ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட்டே வந்து பண்ணும் ஸோ மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால மேபி அந்த பையிங் ரேஞ்சிலே தான் இருக்குது பட்டு பிரேக் அவுட்ஸ்லாம் பிரேக் அவுட் ஆனனால தான் நமக்கு ஆக்சுவலி காலே வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு ஜென்ரேட் ஆனது ஒரு எயிட் மினிட்ஸ் கழித்து தான் நமக்கு அந்த பைக்கால் வந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட் வந்து போயிருக்கு ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து அந்த பையிங் ரேஞ்சிலே தான் வந்து இருக்குது இல்லாட்டினா அதுக்கு கீழே தான் வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் கொடுத்து ஏற ஆரம்பிக்கலை ஈவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட மேலே வந்து ஏற ஆரம்பிக்கலை ஸோ ஸ்டில் வெயிட் பண்ணலாம் இது ஃபஸ்ட் ஆர்ட்டை ரீச் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் ஆன்ட்டு சப்போஸ் இந்த கால் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த கால் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்ததாக ஈவினிங் மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு ஐடியாஸ்லேயும் இருக்கோம் ஏன்னா மார்க்கெட் வந்து நமக்கு இதில் என்ட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிட்டே தான் இருக்கும் என்ட்ரி வந்து ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி என்ட்ரி வந்து இந்த சாஃப்ட்வேரில் அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துட்டே தான் இருக்கும் நமக்கு எடுக்கிற என்ட்ரி நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் கிடச்சா புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம் சப்போஸ் லாஸ் ஆச்சுன்னா மட்டும் நம்ம அப்போதைக்கு அந்த என்ட்ரியை விட்டுட்டு அந்த ட்ரேடிங் அப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரேடிங் ஈவினிங்கில் வந்து பண்ணலாம் ஆக்சுவலி கண்டினியூஸ் ட்ரேடிங் வந்து நம்மளால் பண்ண முடியும் நம்ம கண்டினியூஸாக ட்ரேடிங் வந்து பண்ணலாம் பட் நம்ம வந்து ஒரு லாஸோ ஒரு ப்ராஃபிட்டோ ஒரு தடவை வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஸோ அதுக்காண்டி தான் வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது மார்க்கெட் வந்து கொஞ்சம் மூமெண்ட்ஸ் கொடுத்த வரைக்கும் டவுன் சைடில் தான் மூமெண்ட் போயிருக்கு இன்னும் மார்க்கெட் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் தான் வந்து ஆக்சுவலி வந்து ரைசிங் வந்து கொடுத்துருக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஏறவே இல்லை வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுதா இல்லை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இது வந்து என்ன மாதிரி மூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு டைம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டுவெல் நைன்டீனுக்கு வந்து ஆக்சுவலி கால் ஜென்ரேட் ஆச்சு இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி த்ரீ கிட்டக்க ஆக போகுது மார்க்கெட் இப்போ தான் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து ஏறுற மாதிரி இருக்குது அதாவது ஸ்பீடாக இல்லை ஒரு மார்க்கெட் வந்து பையிங்க்கு மேலே ரைஸ் ஆகிருக்கு four eight sixty three sixty four sixty five வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரைஸ் ஆகிருக்கு இந்த கேண்டில் அப்படியே கண்டினியூ ஆச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே ஏறுச்சு அப்படின்னா நமக்கு வந்து டார்கெட்டை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது மார்க்கெட் வந்து என்னதான் ஓப்பனிங்கில் நமக்கு வந்து கால் ஜெனரேட் ஆனதுக்கப்புறம் டவுன் சைடாக நெகட்டிவாக இருந்தாலும் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிச்சு ஃபஸ்ட்டு ஒரு எயிட் மினிட்ஸ் கழிச்சு ஒரு பாயிண்ட் ஏறிச்சு அதுக்கப்புறம் அந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் ஒரு ஃபோர் மினிட்ஸ் கழிச்சு நல்லா ஒரு டூ த்ரீ பாயிண்ட்ஸ்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆகிருக்கு ஸோ இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதா இது அப்படியே போயிட்டு பிரேக் அவுட் பண்ணுதா டார்கெட்டை ஃபஸ்ட்டு டார்கெட் ரீச் அவுட் ஆகுதான்ட்டு நம்ம வந்து பார்க்கணும் four eight seventy four point fifteen வந்து ஃபஸ்ட் டாரட் வந்து காட்டுது ஃபோர் எயிட் செவன்ட்டி ஃபோர் வருதா அடுத்து ஃபோர் எயிட் செவன்ட்டி ஃபைவ் வந்துச்சுன்னா நம்மளால் ஃபஸ்ட் டாரட்டை வந்து பிரேக் அவுட்டே வந்து பண்ண முடியும் so four eight seventy five வந்து பிரேக் அவுட்ஸ் வந்து நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ பார்க்கலாம் மார்க்கெட் வந்து இன்னமும் வந்து ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்கல மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சிலே தான் வந்து நிற்கிது அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ரேஞ்சில் தான் வந்து ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்குது ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா four eight sixty two sixty three இந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ராவலிங் வந்து நடந்துகிட்ருக்கு மேபி இன்னும் அந்த சடன் வால்யூம் ஒரு வால்யூம் சர்ஜு அது வந்து இன்னும் நடக்கலை மேபி இன்னும் சம் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வந்து ஃபுல் ஓப்பனிங் நடக்கும்போது தான் சம்டைம்ஸ் வந்து மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் நாங்கள் அனலைஸ் பண்ண வந்து டுவெல் ஓ கிளாக் அப்புறமே மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் டுவெல் ஓ கிளாக் அப்புறமே கமாடிட்டிஸில் பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து ட்ரேடிங் தான் நல்ல மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்கும் நல்லாவே வந்து ட்ரேடிங்ஸ் வந்து போகும் ஈக்விட்டியில் சொல்லவே வேணாம் அது வந்து ஓப்பனிங் மூமெண்ட் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து லெவன் ஓ கிளாக் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அகெயின் வந்து டுவெல் ஓ கிளாக் அதுக்கப்புறம் த்ரீ தேர்ட்டி வரைக்குமே மூமெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் த்ரீ ஓ கிளாக் முன்னாடி ஈக்விட்டியில் நம்ம எப்போயுமே ஆர்டர்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே வந்து நல்லது ஸோ அதே மாதிரி நம்ம கமாடிட்டிஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு எயிட் தேர்ட்டி நைனுக்கு மேலெலாம் ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது கரெக்டாக வந்து வராது ஸோ அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நைன் நைன் தேர்ட்டிக்கெலாம் வந்து ஆக்சுவலி க்ளோசிங் கூட பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே கமாடிட்டிஸ் ட்ரேடிங் பண்ணுறது கரெக்டாக வராது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து ஒரு டுவெல் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது மார்க்கெட் சடனாக வந்து ஒரு ஜம்ப் இந்த ஜம்ப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் எயிட் செவன்ட்டி எயிட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போயிருக்கு ஒன் சிங்கிள் கேண்டில் தான் சிங்கிள் கேண்டிலில் ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு இந்த ஃபோர்டீன் பாயிண்ட் மூமெண்ட்டை நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட் செவன்ட்டி செவன் அழகாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோர் எயிட் சிக்ஸ்டி டூ கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ்டீன் பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரைசிங் வந்து கொடுத்துருக்கு இந்த ஃபிஃப்டீன் பாயிண்ட்டை நம்ம அழகாக வந்து இப்போ ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் வந்து இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட் வந்து ஆக்சுவலி ஸ்டாப் ஆகலை அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் எயிட் செவன்ட்டி நைன் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் ஆகிருக்கு ரைஸ் ஆகிட்டு அடுத்த கேண்டில் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆனது பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் எயிட் செவன்ட்டி எயிட்டில் ஓப்பன் ஆகிட்டு செவன்ட்டி செவன் செவன்ட்டி நைன் இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போகுது seventy six seventy seven so இப்போ கூட நிறைய பேர் ட்ரெயிலிங்லாம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு கேட்பீங்க ட்ரெயிலிங்கன்றது ஒன்றும் இல்லை நம்மளுடைய ஒரு செட்டன் டார்கெட் வைக்கணும் அந்த டார்கெட் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணாமல் பையிங் ரேஞ்சை மெயின்டைன் பண்ணணும் அடுத்து இன்னும் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பாயிண்ட் ரைஸ் ஆச்சு அப்படின்னா பையிங்லேருந்து ஒரு அஞ்சு பாயிண்ட் ரைஸ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரியும் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸும் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இப்போ நமக்கு வந்து டார்கெட் எய்ம் பண்ணதை விட நல்லா பாசிட்டிவாக ரைஸ் ஆகிருக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்க மாதிரி வேறு இருக்குது சிங்கிள் கேண்டிலே எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு நீங்கள் இல்லாட்டி என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட் டாரட் வந்து four eight seventy four point ten so four eight seventy four four eight seventy four reach out ஆச்சுன்னா கூட நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இல்லாட்டி அப்படின்னா இன்னும் மூவ்மெண்ட் கொடுக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அதையும் யூட்டிலைஸ் பண்ணுற மூலிமா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கலாம் அதுக்காண்டி தான் நாங்கள் வந்து சொல்கிறோம் ஸோ மார்க்கெட் இப்போ அகெயின் அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு ஃபோர் எயிட் செவன்ட்டி சிக்ஸ் தான் வந்து ப்ரீவியஸ் கேண்டில் லோ வந்து செட் பண்ணியிருக்கு இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபோர் எயிட் செவன்ட்டி நைன் இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு நமக்கு ஆக்சுவலி செகண்ட் டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் எயிட் எயிட்டி சிக்ஸ் வந்து நமக்கு வந்து செகண்ட் டார்கெட்டாக இருக்குது ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சடன் மூமெண்ட் வந்து கொடுத்துச்சு அப்படின்னா செகண்ட் டார்கெட்டையும் ரொம்ப